வணக்கம் தமிழ் விக்கிபீடியாவில் ஒரு கட்டுரையிலிருந்து மற்ற மொழி விக்கிபீடியாக்கள் இருக்க கட்டுரைகளுக்கு எப்படி இணைப்பு தருங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு பக்கத்துலேயும் இடது பக்கத்தில் பிற மொழி விக்கிபீடியாக்களான இங்கே தரலாம் இப்போ இங்கே ஆட் லிங்க்ஸ் அப்படின்ற இடத்துல சொடுக்குங்க ஆங்கிலத்தில் ஆங்கில விக்கிபீடியாவுக்கு இணைப்பு கொடுக்கறதுக்கு என் விக்கி தேர்ந்தெடுங்க பக்கத்துடைய தலைப்பை கொடுங்க ஆங்கில விக்கிபீடியாவில் அந்த கட்டுரை இருக்கும் பட்சத்தில் இந்த இந்த மாதிரி உங்களுக்கு கீழே காட்டும் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் லிங்க் வித் பேஜ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இப்போது இடப்பக்கம் உங்களுக்கு எல்லா மொழி விக்கிபீடியாக்களுக்கான இணைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கும்